Hi buddies welcome to my new YouTube channel the Herculean Tamil நேற்று வந்து அந்த பூட் கேம்ப் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க ஓகே ஃபேட் லாஸ்க்கு வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் சொன்னீங்க ஆனால் மசில் பில்ட் பண்ணுறதுக்கு பைசப்ஸ்க்கு வந்து எக்ஸசைஸ் சொல்லுங்கட்டு ஆக்சுவலி நிறைய பேர்லாம் கேட்கல ஒரே ஒரு தான் கேட்டிருந்தாங்க அவன் வந்து அந்த வீடியோ எடுத்துகிட்டு என்னென்ன பா என்னென்ன சொல்றான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா பைசப்ஸுக்கு ஒரு ப்ரோட்டீன் ஆஹா ஓகேவா இந்த டிப்போட மெயின் பெனிஃபிட் என்னன்னா நம்ம மசிலோட டெஃபினேஷன் மஸ்குலாரிட்டி இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் okay it's waste of time நான் உள்ள போய் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றேன் இந்த கிளாஸ் எப்படின்னா நம்மளோட பைசப்ஸோட நல்லா பிளட் ப்ரெஷர் எல்லாமே இன்க்ரீஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு கை இப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு நைன்டி டிகிரி ஆங்கிள் ஓகேவா இந்த hold Christmas, all my neighbors come to see who can put up more blinding Kids all wish away the month cause they want presents inside. This year had me so mad. ஐயோ மீண்டும் மீண்டுமா ஸோ அந்த டைமில் இது இது கீழே போகாமல் இது பண்ணிட்டு இருக்கும்போது இதெல்லாம் அப்படி கீழே இலக்கு போகாமல் பார்த்துக்கோங்க அப்புறம் த்ரீ ஸோ அது கம்மியாகினே வரும் five school, please I was just a boy Christmas brought so much joy Couldn't wait for the presents and laughter I couldn't sleep late at night Looking for Santa with lights Those are the memories I still remember so how's it guys அவ்வளோதானா அவள் தான் நீங்களும் இந்த பைசப்ஸ் கிளாஸ் வந்து உங்களோட ரெகுலர் பைசப்ஸ் கிளாஸில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரே மாதிரி கிளாஸ் போட்டு போர் அடிச்சிச்சுன்னா இது ஒரு ரைட்டியான கிளாஸாக இருக்கும் அதே போல் நீங்களும் சேஃபாக ட்ரெயின் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் அன்பை லைக்ஸாகவும் கமெண்ட்ஸாகவும் எனக்கு கொடுக்க மறந்துடாதீங்க நான் இப்போ போயிட்டு ஒரு புது வீடியோவில் வரேன் அது வரைக்கும் ஐம் சைனிங் பை பாய் அந்த யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பெல் பட்டனை கண்டிப்பாக மறந்து அமைக்கிடுங்க அப்போ தான் அவங்க போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும்